மீடியாவுக்கும் விமென்க்கும் ரொம்ப தூரம் ஒரு பொண்ணு மீடியாவில் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதெல்லாம் இப்படியே இருக்க போகிறதில்ல ஹலோ சொல்கிறா மச்சான் ஆ நல்லா இருக்கேன்டா என்ன விஷயம் ஓ அப்படியா சூப்பரா கங்க்ராட்ஸ்டா கங்க்ராட்ஸ்டா ஆ ஆ ஓகேடா வரும்போது பார்க்குறேன்டா என்ன கங்க்ராட்ஸ் எல்லாம் பலமாக இருக்குது இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தன் மீடியாவே பொண்ணுங்களே வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தான் அது இப்போ அவால் நான் மச்சான் ஓ அப்படியா சரி இந்த பொண்ணுங்க மீடியாக்குள்ளே வரணும் ஷார்ட்கட்லாம் வந்துருக்க முடியும் நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை மச்சான் ஒரு சில பொண்ணுங்க தப்பான ஷார்ட்கட்லேயும் வராங்க இருந்தாலும் கரெக்டாக பொறுமையாக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி டேலண்ட் யூஸ் பண்ணி வரவங்கலாம் கரெக்டான வழியில் தான் மச்சான் வராங்க நீ ஆயிரம் சொல்லு மச்சி இந்த பொண்ணுங்களை தப்பாக யூஸ் பண்ணுறது மீடியாக்காரன் மட்டும்தான் அப்படிலாம் இல்லைடா நீ தெரியாமல் பேசுகிற என்னடா டைலாக் டெலிவரி பண்ற பொண்ணுங்களை பத்தி குறை சொல்லும்போது நல்லா போல்டா பேசுறா கேரக்டரை உள்வாங்கி பண்றா எனக்கு இந்த கான்செப்டே பிடிக்கல இருந்தாலும் நீ சொல்கிறனால தான் நான் பண்றேன் கான்செப்ட் கான்செப்ட்லாம் நல்லா இருக்கு எடுத்தா கண்டிப்பா ஹிட் இல்ல வினோத்து நல்ல வழி இருக்கு கெட்ட வழி இருக்கு பொண்ணுங்க எதை சூஸ் பண்ணி போறான்றது தான் முக்கியம் இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு வினோத்து நீ போ நல்லா பண்ணலாம் போ என்னத்த நல்லா பண்றது ரெடியா ஆ ready position rolling cut good job Joyce நல்லா இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு சேஞ்ச் கொண்டு வருமானு சத்தியமாக தெரியாது வேலை சேஞ்ச் கொண்டு வந்துச்சுன்னா விமென்க்கும் மீடியாக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக குறையும் நம்ம அடுத்த நாள் வீடியோ நம்மளுக்கு தெரிஞ்சதே இல்லை இருந்தாலும் நம்பிக்கை இருக்கு நல்ல மாற்றத்துக்கு உங்க கூட நானும் வெயிட் பண்றேன் லெட்ஸ் ஹோப் ஃபார் பெஸ்ட்